bla bla bla, bla bla bla bla bla bla bla. Guarda la carta, la bla bla bla, la bla bla bla bla bla. Bla bla bla, la bla bla bla. Yeah.

ලබා ලබා